தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தலைப்பு உள்ளே மாற்றம் உங்கள் நிலைமை மாறும் உங்கள் சூழ்நிலை மாறும் உங்கள் பிரச்சனை நீங்கும் நீங்கள் சாதிப்பீர்கள் நீங்கள் உயர்வீர்கள் நீங்கள் உயர உயர பரப்பீர்கள் இது போன்ற வார்த்தைகள் நமக்கு ஊக்குவிப்பதாகவும் உள்ளன நம்மை சுற்றிலும் பெரிய காரியங்கள் நிகழும் என்ற விதமாக நாம் கேட்கும்போது கேட்பதற்கு அவை மிகுந்த பரவசத்தை தருகிறது நமக்கு நல்லது கிடைக்கும் நமக்கு நல்லது நடக்கும் என்பது போன்ற வார்த்தைகளை கேட்க நாம் அதிக ஆர்வமாயிருக்கின்றோம் ஆனால் நமக்கு உள்ளே மாற்றங்கள் அவசியம் நமக்கு உள்ளே நல்லது நடக்க வேண்டும் நமக்கு உள்ளே நாம் நல்லவர்களாக மாற வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை கேட்க பலருக்கு ஆர்வமில்லை ஏனென்றால் இயற்கையாகவே மனிதன் தனக்கு சாதகமாக எல்லா சூழ்நிலைகளும் மாற வேண்டும் என்று விரும்புகின்றான் அது தொடர்பான நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை கேட்க விரும்புகின்றான் ஆனால் தனக்குள் தேவையான மாற்றங்களை ஏற்படுத்தவோ விரும்புவதில்லை அவை கடினமான விஷயங்களாக உள்ளதால் அது தொடர்பான விஷயங்களை கேட்க விரும்புவதில்லை மனம் மாற வேண்டும் சுபாவம் மாற வேண்டும் சிந்தனை மாற வேண்டும் நோக்கம் மாற வேண்டும் பழக்கம் மாற வேண்டும் இவை மாற்றம் காணாவிட்டால் சூழ்நிலைகள் சாதகமாக மாறினாலும் பிரயோஜனமில்லை நமக்குள் மாற்றம் ஏற்படாதவரை நாம் மலையை பெயர்த்தாலும் காற்றை அடக்கினாலும் ஆறுகளை கடந்தாலும் பிரயோஜனமில்லை மனதிற்குள் மாற்றம் காணாதவன் காணும் சூழ்நிலை மாற்றங்கள் அவனுக்கு சுகமாயிருப்பதில்லை நமக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் தொடர்பாகவே வேதாகமம் அதிகமாக பேசுகின்றது அதற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் தேவன் அவ்வித மாற்றங்கள் நம்மிடம் ஏற்பட உதவி செய்வார் எல்லாம் எனக்காக மாற வேண்டும் என்ற ஆசை போதாது எனக்குள் எல்லாம் மாற வேண்டும் என்ற ஆசையும் வேண்டும் சிந்தனைக்கு தனக்குள் நல்லவனாய் இராதவனை பரலோகத்தில் வைத்தாலும் அவன் நரகமாகவே அதனை உணர்வான் தியான பகுதி மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதிமூன்று வரை அமேன்